நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த நாளிலும் கற்றுடைய வாக்கு தத்துவத்திற்கு ஆதாரமாக மார்க்கு ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் அதில் சொல்லப்பட்டு இருக்கிற கற்றுடைய வார்த்தை எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று அன்றவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவராகி தேவன் நிறைவாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு திருப்தியை உங்கள் எல்லைகளிலே தேவன் கட்டளையிடுவாராக நம்முடைய தேவனாகி கத்தர் நம்மை திருப்தியாக்குகிற தேவன் மனுஷர்களால் நம்மை திருப்தியாக்க முடியாது பாருங்கள் நமக்கு அன்பானவர்களால் கூட நம்மை திருப்திப்படுத்த முடியாது ஆண்டவராகிய தேவன் ஒரு நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன் நம்முடைய அர்த்தம் என்னவென்றால் பரிபூரணமான ஒரு நன்மையை நமக்கு தருகிறவன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது தாவிது சொல்லுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு திருப்தியை அவனுடைய வாழ்க்கையில தேவன் தான் அவனால் அந்த வார்த்தைகளை சொல்ல முடிந்தது இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய எல்லைகளிலே உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களிலே எல்லா குறைவுகளை ஆண்டவராகிய தேவன் நிறைவாய் மாற்றப் போகிறார் உங்களை திருப்தியாக்க போகிறார் வேதம் சொல்லுகிறது திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் விதிப்பான் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாய் மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக பாருங்கள் இந்த வேத வசனத்திலே ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி தேவன் கொடுத்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லி வேதத்திலே நாம் தியானித்து பார்ப்போமே ஆனால் மார்க்கு ஆறாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேச உபதேசிக்க தொடங்கினார் பாருங்கள் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை ஆர்வமாக கேட்டதாக வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு கேட்க முடியுமோ எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வேதத்தை தியானியுங்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் அப்பொழுது உங்களுடைய ஆத்மாவிலே தேவன் ஒரு திருப்தியை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் மார்க்கு ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது புசிக்கிறதற்கு இவரிடத்தில் ஒன்றுமில்லை ஆகையால் இவர்களை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்கு வேண்டிய அப்பங்களை வாங்கி கொண்டு இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றார் பாருங்க அதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறென்றால் கத்தர் சொன்ன வார்த்தைக்கு உபதேசத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததாக எழுதப்பட்டு இருக்கிறது என்னுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே உபதேசத்தை கேட்பது மாத்திரமல்ல அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் மூன்றாவதாக லூக்கா ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பது நாற்பது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்கள் அவர்கள் பந்தி இருக்கும்படி கத்து சொன்னார் அப்படியே அவர்கள் வரிசை வரிசையாக நூறு நூறு பேராக ஐம்பது ஐம்பது பேராக உட்கார்ந்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது ஒன்றுமில்லாத நேரத்தில் கூட அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து கர்த்தர் சொன்னபடி செய்தார்கள் பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திருப்தி தர வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் என்பது ஒரு முக்கியம் தெய்வம் ஒன்றுமில்லாதவைகளிலே தான் இருந்துதான் உருவாக்குவார் ஐந்து அப்பம் ரெண்டு மேலே தான் அதை தான் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதித்தார் அதிலே தான் ஒரு எல்லா ஜனங்களுக்கும் ஒரு திருப்தியை கொடுத்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும் இருக்குமானால் அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள் அப்படியே அது உங்களுக்கு ஆகும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா இன்றைக்கு எங்களோடு கூட பேசினேன் நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளும் நிறைவாய் மாறட்டும் ஆசிர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே நாமே நாமே praise lord god bless you கற்று உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே